இன்னைக்கு வந்து ஷோடஷ பாட்டக பதினாறாவது லெசன் போதினில உமா மகேஸ்வரி உபனிஷத் கதா சரியா கதை பேரு உமா மகேஸ்வரி உபனிஷத்துல இருந்து எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு கதை சரியா படிங்க புரா கதாச்சித் கஸ்மின் சிவாசிரமே கஷ்டன் மகர்ஷிஹி ஸ்வசிஷ்யை சக பிரதிவசதி ஸ்ம புறா முன்பு கதாச்சித் அப்படின்னா ஒரு சமயம் கஸ்மின்சித்து ஆசிரமே ஏதோ ஒரு ஆசிரமத்தில் கஷ்டன மகரிஷி சோ அந்த கஸ்மின்சித்துங்கிறது ஆசிரமைக்கு போறது அதனால ரெண்டும் சப்தமியில இருக்கு கஷ்டன மகரிஷி ஏதோ ஒரு மகரிஷியானவர் ஓகே சோ கஷ்டன மகரிஷி ஏதோ ஒரு மகரிஷியானவர் ஸ்வசிஷ்யி சக தன்னுடைய சிஷ்யாளோடு கூட பிரதிவசதி ஸ்ம வசித்து வந்தார் பிரதிவசதி ஸ்ம பாஸ்டன்ஸ் சரியா அப்புறம் स एकस्मिन् एकस्मिन् दिने साय साय सन्ध्या वन् वन्दनादिकं समाप्य शिष्यानु समु समु उपविष्टः समुपविष्टः उपविष्टः हाँ। न कः ऋषि ஆஹ் சக மகரிஷி ஏகஸ்மின் தினே ஒரு ஒரு நாள் என்று ஒரு நாள் ஒரு நாள் சாயம் சாயங்காலத்தில் சந்தியாவந்தனாதிகம் சமாப்பிய சந்தியாவந்தனாதிகளை முடித்துவிட்ட பிறகு சிஷ்யானு உபதேஷ்டும் சிஷ்யர்களை உபதேசிப்பதற்காக சமுபவிஷ்டகான்னு உட்கார்ந்தாருன்னு அர்த்தம் சம் பிளஸ் உபவிஷ்டகா உபவிஷ்டகாங்கிறது இத்த பிரத்தியத்துல இருக்கு சரியா உபவிஷ்டா சமூபவிஷ்டா அங்க வந்து உட்கார்ந்தார் சிஷ்யானு உபதேஷ்டும் சிஷ்யர்களுக்கு உபதேசத்தை செய்வதற்காக உபதேஷ்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு உபதிஷதி அதான் லட்டு அதுல உபதேஷ்டம்ங்கிறது துமுனந்தம் ததா ததா விக்யாசு விக்யாசு விக்யாசூனாம் ஜிக்யாசூனாம் ஜிக்யாசூனாம் ஜிக்யாசூனாம் சிஷ்யானாம் மத்தியே கஷ்டித் பிரயச்ச கேன காரணே கஷ்டித் பப்ரச்ச கேட்டார் கஷ்டித் பப்ரச்ச கேன காரணேன மனோ மனோ விஷயா மனோ முகம் பிரவர்த்ததே ம் ஓகே சோ வந்து ஜிக்யாசுன் ததா சோ இப்ப வந்து குரு வந்து சிஷியாளுக்கு உபதேசம் பண்றதுக்கோசரம் உட்கார்ந்துக்கிறார் ததா அப்பொழுது ஜிக்யாசுனாம் ஜிக்யாசுனாம் சிஷியானாம் மத்தியே ஜிக்யாசா அப்படின்னாலே என்னன்னா ஞாத்துமிச்சான்னு இச்சான்னு அர்த்தம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு இருக்கின்ற சோ அந்த ஜிக்யாசா அப்படிதான் ஜிக்யாசா உங்களுக்கு ஜிக்யாசூனாம்ங்கிறது சஷ்டியில இருக்கு ஜிக்யாசூனாம் சிஷ்யானாம் அப்படின்னா அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்ற அந்த சிஷியர்களினுடைய ரெண்டுமே சஷ்டி பகுவச்சனம் மத்தியே அவர்களுக்கு நடுவில் கஷ்டிட்டு பப்ரச்ச அதாவது நிறைய பேர் whoever eager whoever curious to know அதுல ஒரு சிஷ்யனானவன் பப்ரச்ச பப்ரச்சங்கிறது உங்களுக்கு லிட்டு சரியா பிரச்சத்தியினுடைய லிட்டு அது அவளுக்கு நடுவுல ஒருவன் கஷ்டித்து கஷ்டித் சிஷ்யா பப்ரச்சன்னு அர்த்தம் கேன காரணேன மனக விஷயாபிமுகம் பிரவர்த்ததே கேன காரணேன எந்த காரணத்தினால் மனக நம்மளுடைய மனதானது விஷய அபிமுகம் பிரவர்த்ததே விஷயத்தை நோக்கி செல்கிறது எந்த காரணத்தினால விஷயத்தை நோக்கி வந்து மனசானது போறது அப்படின்னு கேக்குறான் அப்புறம் கஸ்யவா சக்தியா நேத்திரம் சோத்திரம் வாட்ச நிஜ நிஜ கர்ம கர்த்தும் சக்னோதி இதி ஆஹ் கசியவா சக்தியா எந்த ஒரு சக்தியினால நேத்திரம்னா கண்ணு ஸ்ரோத்திரம்னா காது வாக்கு வாக்குனா வார்த்தை பேச்சு வாக்குஜ நிஜ கர்ம தன்னுடைய கர்மாவில கர்மாவை கர்த்தும் சக்னோதி செய்வதற்கு by which power the eyes the ears and the speech they do the their karma their do their action இருக்கும் சரியா எந்த ஒரு சக்தியானது அந்த அந்த மாதிரி கண்ணை பாக்குற மாதிரி செய்ய வைக்கிறது காதை கேட்கும்படி செய்விக்கிறது அது மாதிரி வாக்கு வந்து பேச வைக்கிறது எந்த ஒரு சக்தியினால இதெல்லாம் ஆறுது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிஷிய பார்த்து கேக்குறான் குருவை பார்த்து கேக்குறான் ரிஷி स हा. समाजे एकै एकैव शक्तिः सर्वाणि प्रचोदयति प्रवर्तयति च यत् ஆஹ் இருங்க இருங்க அதோட ஃபுல் ஸ்டாப் ரிஷிஹி சமாதததே சோ வந்து ரிஷி வந்து என்ன பண்ணார் அவர் வந்து பதில் பதில் கொடுத்தார் என்ன அப்படின்னா எந்த ஒரு சக்தியானது நம்மள வந்து பேச வைக்கிறது தூண்டுவிக்கிறது அதாவது என்னது அப்படின்னா ரிஷிஹி சமாதத என்ன அப்படின்னா ஏகைவ ஆஹ், சக்தி சர்வாணி பிரச்சோதயத்தி ஒரே ஒரு சக்தி தான் வந்து எல்லாரையும் வந்து வேலை செய்யற மாதிரி தூண்டு வைக்கிறது புரியுறதா சர்வாணி பிரச்சோதயத்தி அப்படின்னா தூண்டு வைக்கிறது ப்ரொவோக் பண்றதுன்னு அர்த்தம் சரியா அண்ட் அதே மாதிரி பிரவர்த்தயத்தி அப்படின்னா ஈடுபட வைக்கிறதுன்னு அர்த்தம் ஒரே ஒரு சக்தி தான் வந்து நம்மள வந்து பேச வைக்கிறது நம்மள வந்து காரியங்கள்ல ஈடுபட வைக்கிறது அப்படின்னு சொல்றேன் ஏகைவ சக்தி ஏகா ஏவ சக்தி சர்வாணி பிரச்சோதயதி எல்லா அதாவது வாகேந்திரியத்தை அதுதான் பேச வைக்கிறது நேத்திரத்தை சத்ரு சக்ஷுரேந்திரியத்தை அதுதான் பார்க்க வைக்கிறது ஸ்ரோத்திரேந்திரியத்தை அதுதான் கேட்க வைக்கிறது இப்படியாக அந்த ஒரே ஒரு இந்திரியமானதுதான் பல விஷயங்களை வந்து பிரச்சோதயதி அப்படின்னா தூண்டுவிக்கிறது பிரவர்த்தயதி அப்படின்னா ஈடுபட வைக்கிறது புரியுறதா உங்களுக்கு ஓகே ஓகே ஆஹ் यत् यत् श्रोत्रस्य श्रोत्रं नेत्रस्य नेत्रं मनश्च मनो भवति तदेव सत्यं सर्वं प्रचोदयति च इति इति எது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் எது காதனுடைய அந்த அந்த அஹ், கேட்கிற தன்மை நேத்திரஸ்ய நேத்திரம் நேத்திரத்தினுடைய அந்த பார்க்கும் தன்மை மனசகச்ச மனக பவதி மனதினுடைய அந்த மனது அந்த புரிஞ்சுக்கிறது அத ஃபீல் பண்றது அப்படிங்கிற ததேவ சத்தியம் சர்வம் பிரச்சோதயத்தி அந்த ஒரு சத்து விஷயமானதுதான் அந்த ஒரு சக்தியானதுதான் எல்லாரையும் ப்ரொவோக் பண்றது பிரச்சோதயத்தினா it's it provokes everyone சரியா அப்புறம் அப்பறக கஷ்டித் பிருச்சத் கோவா தத் சத்தியம் ஞாத்தும் சக்னோதி ஆஹ் சோ அபரக இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் அபரக கஷ்டித்து இன்னொருவன் அபிரிச்சத்து கேட்டான் கஷ்டித்து பிளஸ் அபிரிச்சத்து கஷ்டித் அபிரிச்சத்து கேட்டான் என்ன என்ன கேட்டான் கோவா தத் சத்தியம் ஞாத்தும் சக் சக்னோதி யாரு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் யாரால் அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு சக்தியானது நம்மளை இந்த மாதிரி ப்ரொவோக் பண்றது அந்த அந்த சத்தியமான அந்த உண்மைய யாரு வந்து who is capable enough to understand அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறான் ஆஹ் ரிஷி ராக இல்ல இல்ல கதம் வா தத் சர்வ பிரச்சோதகம் ஞேயம் பவதி சோ எப்படி கதம் வா எவ்வாறாக தத் சர்வ பிரச்சோதகம் அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை தத் சர்வம் அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனையும் பிரச்சோதகம் தூண்டுவிக்கிறதுல அப்படிப்பட்ட அது நேயம் அப்படின்னா ஞாத்தம் யோகியம் எப்படி எப்படிப்பட்ட அந்த விஷயத்த எப்படி வந்து அதை அறியக்கூடிய அறிய முடியும் நம்மளால அப்படின்னு கேட்கிறான் கோவா தத் சத்தியம் ஞாத்தும் சக்னியத்தை சக்னோதி யாருதான் அந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு who has the capacity or the capability to understand that சத்தியம் அண்ட் இந்த மாதிரி எல்லாரையும் வைக்கிற அந்த நேயம் அதை அறியறது யாராலும் முடியும் இது ரிஷிர் ஆக யோ வதத்தி अह- अहं ज्ञान ज्ञानामि इति स न स न जानाति ஆஹ் யோ வத் ரிஷிர் ரிஷிஹி ஆக ரிஷிஹி பிளஸ் ஆக ரிஷிர் ஆக சரியா யஹ வததி அகம் ஜானாமி எவன் ஒருவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றானோ ஜானாமி பிளஸ் இதி ஜானாமி தி என்ன சந்தி आ, विस्- जानामि வருது இல்லையா இ e பிளஸ் சவர்ண தீர்க்க சந்தி வெரி குட் சவர்ண தீர்க்க சந்தி யோ வததி அகம் ஜானாமி இது யாரு எனக்கு தெரியும்னு சொல்றாளோ சக ந ஜானாதி அவனுக்கு தெரியாது புரியுறதா யஹ புனக ஜானாமி இது வதன்னு பிரயதத்தை ஞாத்தும் கச்சதி காலே சக்னுயாத் ஆஹ் யஹ புனக எவன் ஒருவன் ந அகம் ந ஜானாமி எனக்கு தெரியாது இதி வதன்னு என்று சொல்லிக்கொண்டே வதன்னுங்கிறது என்னத சத்ரு பிரத்யம் சத்ரு பிரத்யம் சோ அப்படியே சொல்லிக்கொண்டே பிரயத்ததே அப்படின்னா பிரயத்னம் செய்கிறானோ யததே அப்படிங்கிறது எத்து தாத்து பிராங்கிறது உபசர்க்கம் சரியா ஆத்மநேபதி அவன் வந்து பிரயத்தத்தை ஞாத்தும் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிண்டு எவன் ஒத்தன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறானோ அவன் வந்து என்னன்னா கச்சதி சகாலே காலே கொஞ்ச வருஷம் போனதுக்கு அப்புறம் அப்படியே எனக்கு தெரியாது தெரியாதுன்னு அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணிண்டே அத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசையில ஈடுபட்டானா அவன் தான் ஃபியூச்சர்ல வந்து அதை தெரிஞ்சுப்பான் புரியுறதா அவங்களுக்கு இந்த சக்னோத்தி இருக்கு பார்த்தேடா அதனுடைய ஒரு விதிலிங்கு தான் இது சக்னுயாத் சக்னுயாத் சக்னுயாதாம் சக்னுயு சரியா எவன் மொத்தம் வந்து தெரிஞ்சுக்கு தெரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானோ யா புனக அகம்ன ஜானாமி அப்படின்னு நினைச்சுக்கிறானோ அப்படின்னு வதன்னு சொல்லிண்டு பிரயத்ததே பிரயத்தனம் பண்றானோ ஞாத்தும் பிரயத்ததே அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயத்தனம் செய்கிறானோ கச்சதி காலே கொஞ்ச காலம் போன காலே கச்சதி சதின்னு அர்த்தம் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் சக ஜாத்தும் சக்னியாத் அவன் அவனால் அது அறிந்து கொள்ளப்படப்படும் சரியா ஆஹ் அவனுக்கு டெஃபினட்டா ஹி வில் கெட் இட்னு அர்த்தம் he will definitely understand the தத்துவம் அப்படின்னு அர்த்தம் புரியுதா ஓகே தத் கிரமேண விக்யாய விக்யாயதே அது தது கிரமேண அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அது பழக பழக பழக அது என்ன அது என்ன அப்படின்னு அது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஜிக்னாசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவனுக்கே வந்து கொஞ்ச காலங்க அப்புறம் அவனுக்கே வந்து அது வந்து அறியப்படும் சரியா அவனே வந்து கொஞ்ச நாள்ல அதை தெரிஞ்சுப்பான் புரியுது அவங்களுக்கு நியாயேத நியாயேத நியாயேயாத்தாம் நியாயேரன் விதிலிங்கிதம் அவனுக்கும் டெஃபினட்டா கொஞ்ச காலத்துல இது தெரிய வரும் ஜானாதி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய விதிலிங்க இது சரியா ஆக்சுவலி இது வந்து ஜானாதியோடது இல்ல நியாயத்தே நியாயத்தே நியாயந்தே நியா தாத்து நியா அவபோதனை அதனுடைய விதிலிங்க இது நியாயேத நியாயேயாத்தாம் நியாயேரன் ஆத்மநேபதி அப்புறம் ச கிருத் விக்யா விக்யாத்தம் சே தத் சத்தியம் சர்வதா தஸ்ய சாந்நி சாந்நித்தம் சத் சந்நிகிதம் சந்நிகிதம் சத் ஓகே அமிர்தத்துவம் பிரயச்சதி இது பிரயச்சதி இது ஆஹ் சக்ரத் விஜாத்தம் சேத்து சோ அத வந்து இந்த மாதிரி பலகாலம் பிரயத்தனம் பண்ணி கிரமேண அவனுக்கு வந்து விஜ்ஞாயேட்ட அவனுக்கு அவன் அறிய அறிந்து கொள்ள அறிந்து கொண்டு விடுவ கொண்டு விடுவான் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் சக்ரத் விஜாத்தம் சேத்து அது அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தத் சர்வம் தத் சத்தியம் சர்வதா தஸ்ய சகி சந்நிகிதம் சத்து அந்த சத்தியமானது சர்வதா அப்படின்னா எப்பொழுதும் தஸ்ய அந்த புருஷனுடைய சந்நிகிதம் சத்து பக்கத்திலே இருந்துண்டு அமிர்தத்துவம் பிரயச்சதி மிருதம் அப்படின்னா செத்து போறதுன்னு அர்த்தம் அமிர்தத்துவம் அப்படிங்கிறது இம்மார்க்கல் அத வந்து பிரயச்சதி அதாவது இப்ப வந்து நம்ம வந்து இந்த ஜீவம் ஜீவ சரீரத்தை எடுத்துட்டு இருக்கு இந்த ஆத்மாவானது கான்செப்ட் வேதாந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆத்மாங்கிறது எப்பயுமே நித்தியம் நமக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு வந்து அழிவே கிடையாது இந்த ஜீவ சரீரம் தான் உங்களுக்கு எவ்ரி ஜென்மா மாறும் இந்த ஜீவ சரீரம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த பஞ்ச பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் வாக்கு மனசு ஆஹ் அந்த புத்தி சாரி புத்தி மனசு இந்த ஒரு பதினேழு விஷயங்கள் நமக்கு எவ்ரி ஜென்மா இந்த சரீரத்தோட டிராவல் பண்ணும் எப்படி எப்படி நமக்கு அடுத்த ஜென்மத்துல சரீரம் கிடைக்கும் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம என்னவா வேணா பிறக்கலாம் ஆனா துளியூண்டு புண்ணியம் பண்ணா கூட உனக்கு வந்து மனுஷ ஜென்மா கிடைக்கும்வா அந்த மனுஷ ஜென்மால உன்னுடைய ஆகாரமோ உன்னுடைய அப்பியரன்ஸோ உன்னுடைய நீ பிறக்கிற இடமோ நீ வளர்ற போற சூழ்நிலையோ எல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எப்படி நமக்கு வந்து எக்ஸாம்ல மார்க் வாங்கினா பேஸ்ட் ஆன் தட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது குரூப்ஸ் கொடுக்குறாளே அந்த மாதிரி நம்ம பண்ற புண்ணிய விசேஷங்கள் பாப விசேஷங்கள் நம்ம வளர்த்துக்கிற அந்த வாசனான்னு சொல்லுவா அந்த நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் நல்ல சத்து விஷயத்துல ஈடுபட்டோம்னா நமக்கு சத் வாசனாங்கிறது இருக்கும் அசத் விஷயத்துல ஈடுபட்டோம்னா திருப்பியும் அந்த அசத்திலேயே தான் நம்ம இருப்போம் சோ அந்த வாசனா இது எல்லாம் நம்மளுக்கு வந்து சகாய பூதமா இருந்துட்டு நமக்கு அடுத்த ஜென்மாக்கு ஆஹ் இது பண்ணும் இந்த மாதிரி ஜென்மா ஜென்மாவா போயிட்டே இருக்க வேண்டியதுதானா அப்படின்னா கிடையாது நம்ம எல்லாம் ஆக்சுவலி எங்க வாத்தியார் சொல்லுவார் மெரிகோ ரவுண்ட் மாதிரி இங்கே சுத்தின் இருப்போம் நமக்கு ஜெயிண்ட் வீல் கூட கிடையாது மேல போயிட்டு வர்றது கூட கிடையாதுன்னு சோ அமிர்தத்துவம் பிரயச்சதி அப்படின்னா ஒரு கால ஒரு டைம்ல அந்த ஆத்மாக்கு வந்து புனர்ஜீவனம்ங்கிறதே வராது புனரப்பி ஜனனி என்னது புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இல்லையா பஜகோவிந்தம் ஆஹ் ஆரம்பம் வர மாட்டேங்கிறது டக்குன்னு புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் இல்லையா புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் திருப்பி திருப்பி பிறக்கிறது திருப்பி திருப்பி மரணம் புனரபி ஜனனி ஜனனினா அம்மா ஜட்டரம்னா வயிறு அவளுடைய வட்ட வயத்துல போய் சயனம் படுத்துக்கிறது புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே இல்லையா சோ இந்த சத்தியத்தை நீ தெரிஞ்சுனுட்ட அப்படின்னா அதுதான் உனக்கு அமிர்தத்துவம் பிரயச்சதி நமக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு அமிர்தத்துவம்ங்கிறது என்ன வீடு வாங்கணும் என் குழந்தை வந்து நல்ல மார்க் வாங்கணும் அதெல்லாம் வந்து லௌகிகம் இல்லைன்னு சொல்லல பட் அதையும் மிஞ்சி வேற ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம எல்லாம் ரியலைஸ் பண்ணிக்கணும் சோ அந்த அமிர்தத்துவம் பிரயச்சதி தத் சத்தியம் சர்வதா தசிய சந்நிகிதம் சத்து அமிர்தத்வம் பிரயச்சதி புரியுதா ஆஹ் சிஷ்யானாம் இதம் சமாதானம் அகமிய யோ அகமிய யோ அகமிய கோச்சரம் ஆசித் உம் சோ என்ன அப்படின்னா உம் சிஷ்யானாம் இதம் சிஷியர்களுக்கு இதம் சமாதானம் சிஷியானாம் பிளஸ் இதம் சரியா இதம் சமாதானம் சமாதானம்ங்கிறது சமாதானம் ரிப்ளை இந்த பதிலானது சிஷியானாம் சிஷ்யர்களுக்கு அகம்ய கோச்சரம் ஆசித்து அப்படின்னா கம்யம் அப்படின்னா கந்தும் யோகம் which cannot be which can be attained அகம்யம் அப்படின்னா விச் கேனாட் பி அச்சீவ்டு கோச்சரம் அதாவது இட் வாஸ் பியாண்ட் தேர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்ததுன்னு அர்த்தம் அகம்ய கோச்சரம்ங்கிறது they were not able to understand what exactly the guru was trying to convey convey guru வந்து புரிஞ்சுக்க அதாவது குரு சொல்லி நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன் we are not fit enough to to come to his level to understand அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அது நான் வந்து பேசிக் லெசன்ஸ் பத்தி சொல்லலை ஓரளவுக்கு சாஸ்திர விஷயமக்கமான ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நம்மள ஒண்ணும் எக்யூப் பண்ணிக்கலாம் சோ இங்க என்ன அப்படின்னா சிஷ்யானாம் இதம் சமாதானம் சிஷ்யர்களுக்கு இந்த பதிலானது அகம்ய கோச்சரம் ஆசித்து they're not able to comprehend they're not able to understand what the guru was trying to convey because they're not up to the level to understand the concept புரியுதா அத்த சொல்லுங்க அதோ மகர்ஷி ஞான தானு தானு உத்போதயித்தும் தானு ಸಾರಿ ತಾನು ಉದ್ಬೋಧಯಿತು ಕಥಾಮಿತಾಂ ಅಕಥಯತ್ ವತ್ಸಾ ಶ್ರೂಯತಾಂ சோ சோ அவளை வந்து எல்லாருக்கும் உத்போதனம் அப்படின்னா அவளுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி உத்போதனம்னா விழிப்புணர்ச்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல அந்த சிஷ்யர்கள் அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் ஏகாம் இமாம் கதாம் இந்த ஒரு கதையை அகதையத்து சொன்னார் புரியுறதா அந்த என்ன சொன்னார் அப்படின்னா வச்சாகா ஸ்ரூயதாம் குழந்தையில எல்லாரும் வந்து கேளுங்கோ நான் சொல்றத புரியுறதா நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு கதை சொல்ல போறேன் அத எக்ஸாம்பிள் மாதிரி அதை வச்சுட்டு நீங்க வந்து எல்லாம் புரிஞ்சுப்பேள் இவாம் கதாம் சூயதாம் இத வந்து கேட்டுக்கோங்க சரியா தேவானாம் அசுராணாம் மத்தியே பகூனி யுத்தானி சமபவத் சமபவன் உம் தேவர்கள் அசுரர்கள் நடுவுல என்ன ஒரு அஹ் ஒரு தேவானாம் அசுரானாம் ச மத்திய பகூனி யுத்தானி சமபவன் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு நடுவுல நிறைய யுத்தங்கள் சரியா கொஞ்சம் ஆஹ் யுத்தங்கள் சமபவன்னு உண்டாகின உண்டாகின உம் தேவானாம் அப்புறம் இங்க அசுரானாம் தேவானாம் அசுரானாம் ச மத்தியேனா பிட்வீன் தெம் அர்த்தம் தேவானாம்னா தேவர்கள் அசுரர்கள்னா அசுரர்கள் ச மத்தியேனா பிட்வீன் தம் பகுனி யுத்தானி யுத்தத்துக்கு அப்ஜெக்டிவ் பகுனி பலவிதமான யுத்தங்கள் சமபவன உண்டாகின அபவத்து அப்படின்னா ஹேப்பன் அர்த்தம் உண்டாச்சு உம் ஏகதா யுத்தே தேவாக ஜிஜ்யு என்னது ஜிஜ்யு ஜிஜ்யு அந்த பிரிண்ட் ஆஹ் ஏகதா ஏகதானா ஒன்ஸ் ஒரு சமயம் யுத்தே யுத்தத்தில் தேவாகா தேவர்கள் ஜிக்யுஹு ஜிக்யுஹுங்கிறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா லிட்டு வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம் ஜிகாய ஜிக்யதுஹு ஜிக்யுஹு சரி ஜெயதி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய லிட்டு ஜி தாத்து ஆமா ஜி ஜை டு கான்குவர் சரியா ஜிகாய அப்படின்னா வெற்றி கொண்டார்கள் அர்த்தம் ஜிகாய வா வா எல்லாரும் வந்து வெற்றி பெற்றார்கள் அர்த்தம் ஜி ஜை டு வின் கர்த்தரி லிட்டு சரியா அதுக்கப்புறம் இந்த அசுரர்கள் என்ன ஆனா அப்படின்னா அசுராகா பராபபூஹு அவ எல்லாம் தோத்து போயிட்டான் ಬಬೂವ ಬಬೂವತುಹು ಬಬೂವುಹು ಭೂ ಧಾತುವಿನುடைய ಲಿಟ್ಟಿಲ್ ಅಕಾರಂ பிரதம புருஷ பகுவச்சனம் சரியா அசுராஹா பராபபூஹு பபூஹுனா இருந்தார்கள் அர்த்தம் பராபபூஹுனா பரா தோல்வியை அடைந்தார்கள் அர்த்தம் இவா ஜிக்யுஹு அவ தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் தேவானாம் விஜயசிய காரணம் பிரம்மா ஆசித் ஆஹ் தேவர்களனுடைய விஜயத்துக்கு காரணம் வெற்றிக்கு காரணம் யாருன்னா பிரம்மா சரியா கிந்து ஆஹ் किन्तु अज्ञानतः देवाः स्वशक्तिमेव विजयकारणम् अ- अन्- மன்வானாக மன்வானாக கர்வாந்தாக விஜயினக வயம் பிரதிஷ்டிதாக ச இது பிராகு ஆஹ் கிந்து ஆனா என்ன அப்படின்னா தேவர்கள் என்னன்னா அஜ்ஞானதா டியூ டு தர் இக்னரன்ஸ் தேவாகா அந்த தேவர்கள் ஸ்வசக்திமேக காரணம் தன்னை கிட்ட ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல் பா நம்மளால டெஃபினட்டா வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு கர்வத்தினால ஒரு அந்தம் அந்தம்னா blind blind due to arrogance அர்த்தம் சரியா கிந்து அஜானதக டியூ டு தர் இக்னரன்ஸ் தேவாகா தேவர்கள் ஸ்வசக்திமேவ தன்னுடைய சக்தியை தான் விஜய காரணம் விஜய காரணம்னா விஜயசிய காரணம்னு அர்த்தம் விஜயத்து ஜெயத்தினுடைய காரணம் எது அப்படின்னா இங்க நம்ம கிட்ட I think we have some power by which we defeated the asuras அப்படிங்கிற ஒரு எண்ணம் மன்வானகா அப்படி நினைச்சு விட்டான் நினைத்து கொண்டு சரியா கர்வாந்தாகா கர்வத்தினால பிளைண்ட் ஆக்கப்பட்ட கண்ணு தெரியாமல் ஆக்கப்பட்ட அதாவது those were blind because of their கர்வம்னா அரகன்ஸ் சரியா விஜயனக இந்த மன்வானாகா அப்படிங்கிறது எப்படி நான் வந்து உங்களுக்கு சத்ரு பிரத்தியம்னு சொன்னேனோ கண்டினியூஸ்க்கு பட்டன்னு தச்சன்னு அதே மாதிரி இங்க வந்து எப்பவுமே சத்ரு பிரத்தியம் உங்களுக்கு வந்து பரஸ்மைபதி தாத்துக்களுக்கு வரும் ஆத்மனைபதி தாத்துக்கு அதே அர்த்தத்துல சாணச்சுன்னு ஒரு பிரத்தியம் வரும் இதுதான் அந்த மன்மானாகாங்கிறது கர்வாந்தாகா கர்வத்தினால அந்தமாக்கப்பட்ட வயம் விஜயினக பிரதிஷ்டிதாகாச்ச அப்படின்னா நம்ம விஜயத்தை we have established victory இது பிராகு நம்ம தான் achieved it we have nailed it அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு புரியுறதா okay அதான் அதுக்கப்புறம் பிரம்மா தேஷாம் கர்வம் அப்பச்சாரமயித்தும் அபசாரயித்தும் அபசாரயித்தும் தான் போதயித்தும் ச விஜயோத் விஜயோ சாகேன வீர வீரபாணேன ச மதமத்தானாம் தேஷாம் புரஸ்தா சஹசா பிராதுர் அபூத் ஆஹ் பிரம்ம பிரம்மாவானவர் தேஷாம் கர்வம் அபசாரயித்தும் அவர்களுடைய தேஷாம்னா கேஷாம் அது தேவர்கள் தேவாராம் தேவானாம் சொல்லலாம் தேவர்களுடைய கர்வத்தை அபசாரயித்தும் அதை போக்குவதற்கா கோசரம் தானு அந்த தேவானு தேவர்களை போதயுத்தும் போதயுத்தும்னா to teach them a lesson அவர்களை அவர்களுக்கு கற்பிப்பதற்கோ கற்பிப்பதற்கோக்காக சங்கல்பிய டிசைட் பண்ணிட்டு விஜய உற்சாகேன வீரபானேனச்ச விஜய விஜயத்தினால உண்டான ஒரு உற்சாகம் ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்புறம் வீரபானேன தான் வந்து நம்ம வந்து கிரேட் வாரியர்ஸ் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயும் சரியா மதமத்தானாம் தேசாம் மதம்னா அகைன் வந்து ஒரு ஒரு இன்டாக்சிகேஷன் அப்படியே ஒரு நான் தான் வின் பண்ணிட்டேன் நான் தான் வின் பண்ணிட்டேன்னு ஒரு எண்ணம் அதனால மத்தம் ஒரு மாதிரி மந்தமடைந்த தேசாம் அவர்களுடைய புரஸ்தாத்து முன் சென்று சகசா பூத்து அப்படியே அவர் வந்து he came in front of them புரியுதா அபூத்துங்கிறது பிராதுஹு பிளஸ் அபூத்து பிராதுர அபூத் அபூத்துங்கிறது பூதாத்துவனுடைய லுங்குன்னு ஒரு லக்காரம் பாஸ்டன்ஸ் தேஷாம் புரஸ்தார் சகசா பிராதுரபுத்து அவர் அவ வந்து தோன்றினார்கள் தோன்றினார் சரியா கரெக்டா இருக்கா ஓகே அப்புறம் கிமிதம் அஹத் சத்வம் புரஸ்தாத் கிமிதம் மகத் சத்வம் புரஸ்தாத் திருஷ்யமானம் இது விக்யாசா தேவானாம் சமஜாயத கிம் இதம் மகத் சத்வம் ச பிரம்மா வந்து பிரம்மாவாக தோணல ஏதோ ஒரு சத்துவமாக தோண் ஒரு சத்வ சத்துவ பிரதானமான ஏதோ ஒரு உருவம் அது அது புரஸ்தாத்து திருஷ்யமானம் முன்னாடி காண காணப்படுகின்ற இந்த மகத் சத்துவம் இதம் கிம் என்ன இது ஜிக்னாசா இது ஜிக்னாசாங்கிறது ஞாத்தும் இச்சா அறிய வேண்டும் என்கிற எண்ணமானது தேவானாம் சமஜாயத்தை தேவர்களுக்கு உண்டாயிற்று சம்மு பிளஸ் அஜாயத சமஜாயத ஜன்னுங்கிற தாத்து இங்க சரியா ஆஹ் லங்குல இருக்கு உம் அப்புறம் ते पुरोहितम् अग्निं किमे किमेतिति ज्ञात्वा ज्ञात्वा अ, गम्यता गम्यताम् ஆகம்யதாம் ஆகம்யதாம் இது பிரேஷயாமாசு ஆஹ் தே புரோஹித புரோஹிதம் அக்னி அதாவது புரோஹிதர் அப்படின்னாலே என்னன்னா ஹிதம்னா நன்மைன்னு அர்த்தம் புரக ஹிதம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரப்போறதுன்னு அதுக்கு முன்னாடியே நமக்கு நன்மையை யோசிப்பவர் தான் புரோஹிதர் ஆத்து வாத்தியார சொல்றோமோனோ அவருக்கு புரோஹிதர் சோ இங்க வந்து என்னன்னா புரோஹிதம் அக்னிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லா பண்ற அத்தனை ஹோமமும் இப்ப இந்திரனுக்கு ஒரு போய் சேரணும்னா அது யார்கிட்ட கொடுக்கணும்னா அக்னிட்ட தான் கொடுக்கணும் வருணன் கிட்ட ஒண்ணு போனோம்னா அது அக்னிட்ட தான் கொடுக்கணும் சோ அத்தனை ஹவிசும் எதுக்கு போறது அப்படின்னா அக்னி தான் அக்னி தான் அதை எல்லாத்தையும் பஸ்மமாக்கிக்கும் சோ புரோ தே புரோஹிதம் அக்னின் கிம் ஏத்தது தே தேங்கிறது தே தேவாகான்னு அர்த்தம் அந்த தேவர்கள் புரோஹிதம் அக்னிம் தன்னுடைய புரோஹிதரான அந்த அக்னியை கிம் ஏத்தது இது ஜாத்வா கிமு பிளஸ் ஏதத்து பிளஸ் இதி கிம் ஏதத் இதி இது கிம் ஏதத்து கிம் இத்தின்னு அர்த்தம் இது என்ன என்று ஞாத்வா அறிந்து கொண்டு ஆகமியதாம் வாருங்கள் இது பிரேஷயா வாசு அனுப்பினார்கள் you go and find out what exactly is this இந்த மகத் சத்துவம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்டுண்டு வா பிரேஷயா மாசுங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு சரியா ஓகே ம் அக்னி அக்னிர் பகவான் உம் சோ அவரும் என்ன பண்ணார் அங்க போய் அந்த சத்துவத்துக்கு பக்கத்துல அவரும் போனார் சரியா அதான் ஓகே பிரம்மா அப்ராக்ஷித் கஷ்டம் இந்த சசாரங்கிறது சிறு தாத்து சரதி அப்படின்னு வரும் லட்டு உங்களுக்கு உபங்கிற ஒரு உபசர்க்கம் போட்டுட்டா கோயிங் நியர்னு அர்த்தம் சோ அக்னிஹி பகவான் அக்னிர் பகவான் இந்த விசர்க்கமானது இங்க ரகாரமா போயிடுச்சு தத் சத்துவம் உபசசார தத்துனா தத் தத் சத்துவம் அந்த சத்துவத்தை அடைந்தார் அதுக்கு பக்கத்தில் சென்றார்னு அர்த்தம் சசாரங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டுல இருக்கு சிறு தாத்து சரத்தின்னு லட்டுல வரும் சசாரன்னு லிட்டுல வரும் பாஸ்டன்ஸ்ல உபங்கிறத போட்டுவிட்டா வெண்ட் நியர்னு அர்த்தம் பக்கத்தில் சென்றதுன்னு அர்த்தம் சரியா உம் பிரம்மா பிரம்மா அப்ராக்ஷி கஸ்தவம் இதி அக்னி பிரம்மா அப்ராக்ஷித் அப்படின்னா அப்ராக்ஷித் அப்படிங்கிறது பிரிச்சு தாத்து இருக்கு இல்லையா பிரிச்சதி பிரிச்சதா பிரிச்சந்தி கேக்குறது அதனுடைய லுங்குல காரம் பாஸ்டன்ஸ் பிரம்ம அப்ராக்ஷித் பிரம்மாவானது பிரம்மாவானவர் கேட்டார் கஹத்வம் இது கஹ பிளஸ்துவம் கஸ்துவம் அந்த விசர்க்கம் வந்து இங்க சகாரமா போயிட்டு இருக்கு சோ கஸ்துவம் இது நீங்கள் யாரு என்று சரியா அக்னி ராக அககலும் பகவான் அக்னி அக்னா அக்னி அக்னி ஆக அக்னியானவர் சொன்னார் என்ன அகம் கலு நானோ பகவான் அக்னிர் நாம தேவானாம் புரோஹிதா அக்னின்னு பெயருள்ள அக்னிகி நாம அக்னின்னு பெயருள்ள பகவான் பகவானானவன் நான் யாரு நான் அப்படின்னா தேவானாம் புரோஹித தேவர்களுடைய புரோஹிதன் அப்புறம் பிரம்மா அப்ரிச்சட் ஏவம் சேத் பிரசித்தோ அசி சக்தி ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா வந்து இவர் கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா ஆஹ் பிரம்மா அபிருச்சத்து பிரம்மாவனர் அப்ப கேட்டார் என்ன அப்படின்னா ஏவம் சேத்து பிரசித்தா அசி தர்ஹி காதே சக்தி கீதிருஷி வா அப்படின்னுட்டு கேக்குறார் சோ பிரம்மா கேக்குறார் என்ன ஏவம் சேத்து ஓ நீதான் தேவர்களினுடைய புரோஹித்தனா அப்படின்னா பிரசித்தோசி then it means that you are very popular தர்ஹி காதே சக்தி உன உங்ககிட்ட இருக்கிற அந்த சக்தியானது என்ன கீதிருஷி வா எப்படிப்பட்ட சக்தி அது அப்படின்னு கேக்குறார் அக்னிஹி பிராக அக்னியானவர் ரிப்ளை ரிப்ளை பண்ணார் சதுர்தச புவனேஷு எத் எத் அஸ்தி தத் சர்வம் அகம் தத்தும் சக்னோமி சதுர்தச புவனேஷு இந்த பதினாலு லோகங்கள்ல அதாவது கீழே கீழே ஏழு மேல ஏழு சோ பதினாலு லோகம் இருக்கு சரியா ஆஹ் பூர்புவ சுக மேல ஏழு லோகம் கீழே வந்து அத்தல வித்தல சுத்தல தலா தல ரசாத்தல பாத்தாலம் ஏழு இருக்கு சோ இந்த மாதிரி இந்த சதுர்தச புவனேஷு எத்து பிளஸ் எத்து எத் எத்து அஸ்தி எதெல்லாம் இருக்கோ தத்து சர்வம் அது அனைத்தையும் அகம் நான் தக்தும் சக்னோமி எரிப்பதற்கு சாமர்த்தியத்தோடு உள்ளவன் I can I can turn the anything in this world into ashes பிரேர்தா ஏதத்து ஸ்ருத்வா ஏதத்து பிளஸ் ஸ்ருத்வா ஏதத் ஸ்ருத்வான்னு சந்தியில மாறி இருக்கு ஏதத் ஸ்ருத்வா இதை கேட்டுவிட்டு பிரம்மா பிரம்மா என்ன பண்ணிட்டு அப்படின்னா சுஷ்கம் திருணம் ஏகம் சித்வா தசிய புறத்தக பிரக்ஷிப்பிய தஹ்யதாமிதம் இத்தியாக சோ என்ன பண்ணாரு அப்படின்னா சுஷ்கம்னா காஞ்சி போனதுன்னு அர்த்தம் ட்ரை திருணம்னா கிராஸ் காஞ்சி போன ஒரு ஒரு ஒரு புல்லு அதை எடுத்து ஏகம் சித்வா அப்படின்னா பிடுங்கி போட்டு தஸ்ய புறத்தக பிரக்ஷிப்பிய அந்த அக்னிக்கு முன்னாடி அதை வச்சு தஹ்யதாமிதம் இதை எரி இது எரியப்படட்டும் அப்படின்னு சொன்னார் தஹ்யதாமிதம் இத்தியாக என்று சொன்னார் புரியுதா தஹ்யதாம் பிளஸ் இதம் பிளஸ் இதி பிளஸ் ஆக இவ்வளவு வார்த்தை இருக்குது சரியா இது எரியப்படட்டும் அப்படின்னு அர்த்தம் உம் இது எரியப்படட்டும். நீ எல்லாத்தையும் எரிப்பேங்கிறிய நீ வந்து இத முதல்ல எரி அப்படின்னு சொல்ற புரியுறதா? உம் இதம் இது வந்து எரியப்படட்டும். தஹ்யதாம். லோட்டுல இருக்கு. பாசிவ்ல இருக்கு இது. சரியா? தஹ்யதாம், தஹ்யேதாம், தஹ்யந்தாம், தஹ்யந்தாம் அப்படின்னு வரும். ஓகே. சோ இது எரியப்படட்டும் பவதா அப்படின்னு சொல்ற உம் பிரக்ஷிப்ய அப்படிங்கிறது க்ஷிப்புங்கிறது தான் தாத்து க்ஷிபதி அதோட பிராங்கிற உபசர்க்கம் சேர்ந்து பிரக்ஷிப்ய லெப்புல இருக்குது சோ இவருக்கு முன்னாடி அந்த கிராஸ போட்டுட்டு இந்தா பவதா தக்கியதாம் இது எரியப்படட்டும் அப்படின்னு சொல்றார் இதம் இதி ஆக சரியா அக்னி ஹேலையா எதா தத்தும் அவேஷ்டத ததா ததா தன்ன தக்தம் पुनः दग्धम्। सः स्वशक्तिं सर्वाम् एकत्रीकृत्य प्रायतत तद्दग्धुम् तथापि सः व्यर्थप्रयत्नः समभवत् சோ அக்னிஹி ஹேலையா ஒரு விளையாட்டா ஒரு கிண்டலா என்ன ஒரு ரொம்ப கேஷுவலா இது என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைட் ஹார்ட்டடா எதா தத் தக்தும் அவேஷ்டத எப்ப வந்து அதை எரிக்கணும்னு அது வந்து பிரயத்தனம் பண்ணித்தோ ததா அப்பொழுது தன்ன தக்தம் அது வந்து எரியவே இல்லை அது வந்து ஒடியூ கால் அது வந்து இதுவே ஆல எரிஞ்சே போல புரியுதா ஆஹ் ஓகே சோ அத பார்த்துட்டு ஹி வாஸ் ஷாக்டு அவேஷ்டத அவேஷ்டதாங்கிறது உங்களுக்கு வந்து ஆத்மநேபதி வேஷ்ட் அதனுடைய லங்லகாரம் அவேஷ்டத அவேஷ் அவேஷ்டேதாம் அவேஷ்டந்த வேஷ்டத்தே வேஷ்டேதே வேஷ்டந்தே அப்படின்னு வேஷ்டு வேஷ்டனே சரியா ஆத்மனை பதி தாத்து அது ஆஹ் சோ அது வந்து என்னன்னா தக்தும் அவேஷ்டத்தை அது வந்து எப்போ பிரயத்தனம் பண்ணானோ ததா அப்பொழுது தத்து ந தக்தம் தத்து நங்கிறது தன்னு சந்தியில மாதிரி இருக்கு தக்தம் அப்படின்னு எரியப்படவில்லை உனக சக ஸ்வசக்தியின் சர்வாம் ஏகத்திரீகிருத்திய பிராயத்தத புனக திரும்பவும் சக அக்னிகி ஸ்வசக்தி தன்னுடைய சக்தி சர்வாம் சக்தி எல்லா சக்தி சக்திங்கிறது ஸ்ரீலிங்கம் வித்யா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு சர்வாம் ஸ்வசக்தி ஏகத்ரீ கிருத்திய அப்படின்னா he brought all its power into one place பிராயத்தத அகெயின் ஹீ ட்ரை எத்து தாத்துனுடைய லங்லகாரம் தத்து தக்தும் அதை எரிப்பதற்காக இதுக்கு to burn it he used all his power புரியுதா அதாபி அப்படி பண்ண பொழுதிலும் கூட சகா வியர்த்த பிரயத்னகா சம்பவத்து வியர்த்தம்னா வேஸ்ட் பிரயத்னகனா effort it it his effort became waste புரியுறதா அது வேஸ்டா ஆயிடுச்சு வியர்த்தங்கிறது ஒரு சப்தம் பிரயத்னகான்னு ஒரு சப்தம் சமபவத்துன்னு ஒரு சப்தம் சம பிளஸ் அபவத்து பூதாது சரியா so his it his effort became vain turn into vain சரியா ஓகேவா ஏவம் அவமத அக்னி இந்த மாதிரி அவமதகனா இன்சல்ட் பண்ணப்பட்ட அவமானத்துக்கு உட்பட்ட அந்த அக்னியானவர் பராவிருத்திய தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு தேவகணம் உபசிருத்திய தேவத கணங்களை வந்து அடைந்து இங்கேயும் பாருங்க உங்க உபசசார படிச்சோமோ அங்க உபசசாரங்கிறது சிறு தாத்து சொன்னேன் என்ன உபங்கிற உபசர்க்கம் போட்டதுன்னா நியருங்கிற அர்த்தம் வரும் அங்க லிட்டுல இருந்தது இங்க லெப்புல இருக்கு உபசிருத்திய அடைந்து விட்ட பிறகு ந அகம் சக்னோமி ஞாத்தும் கிம் ஏதத் சத்துவம் இது பிராக அகம் ஏதத் சத்துவம் ஞாத்தும் நான் புரியுறதா ஏதத்து சத்துவத்தை ஞாத்தும் கிம் இது ஞாத்தும் கிம் ஏதத்து இது ஞாத்தும் ந shaknomi. I'm not fit enough to understand what this sattvam is. Iti praha. Thus he replied. சரியா இதோட இருக்கட்டுமா மீதி அடுத்த கிளாஸ்ல படிக்கலாமா ஓகே